அலக்குடி ஊராட்சி வெள்ளைமணல் மயிலாடுதுறை மாவட்டம் அப்புறம் வெள்ளத்தை எடுத்து விட வேணாமா வாங்க வாங்க எல்லாம் கரைக்கு போவோம் வாங்க கிளம்பு கிளம்பு கரைக்கு வா அஞ்சு முட்டையெல்லாம் ஆள் கூட தூக்கி கொடுத்துடாது பாதுகாப்பாக வச்சுக்க லண்டன் நகரம் போல் இருக்கிறது நமது ஊர் அவர் தான் முன்னாள் தலைவர் <laughs> ಎಂತ ಕೆಲಸ ಮಾಡಿ ಯಾರು ಹೇಳ್ತೀವಿ